Welcome guys. Wow. Wah. Intro is ya, amazing. Ya, ah, hi welcome guys. Eh. Ini enak game kayaknya. Wah. Wow. Uh, இது வந்து ஜுராசிக் வேர்ல்ட் எவல்யூஷன் இந்த கேம் பேர் வந்து ஜுராசிக் வேர்ல்ட் எவல்யூஷன் இந்த கேம் பேர் வந்து ஜுராசிக் வேர்ல்ட் எவல்யூஷன் இது வந்து ஏற்கனவே நிறைய பேர் விளையாடுக்காங்க யூடியூபர்ஸ் இப்போ லேட்டஸ்டாக டெவலப் பண்ணேன் நான் லேட்டஸ்ட்னா நேற்று முன்னாடி ஒரு ஒன் மந்த் ஆயிருக்கும் நான் நிறைய விளையாடிருக்கேன் அந்த இதில் நடுவில் இருந்தே இப்போ கட் பண்ணுறேன் நான் இந்த கேம் ஃபா செம்மையாக இருக்குது டைட்டில் லேக் ஆகுது ஏன்னா இது வா செம்ம கேம் ஆனிச்சு ஓகே கைஸ் வந்துட்டோம் நம்ம கேம்குள்ளே ரெக்கார்ட் பண்ணனால லேக் ஆகுது இன்னும் கொஞ்சம் மற்றபடி ஸ்மூத்தாக தான் இருக்கும் இது வந்து ஆக்சுவலி ஃபோர்த் ஐலான்னு நினைக்கிறேன் எத்தனாவது பண்ணுங்கள் ஆமாம் இது ஃபர்ஸ்ட் ஐலாண்டு அப்புறம் இது சாண்ட் பாக்ஸ் ஐலாண்டு இது அப்புறம் இது வந்து செகண்டு இது தேர்டு ஒரு இது கணக்கு ஓகே இது ஃபோர்த் ஐலாண்டு இதுக்கப்புறம் இதை அன்லாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்புறம் இது ரெண்டு ஐலாண்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என் ஃபஸ்ட் ஐலாண்ட் காட்டுறேன் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓ வந்துச்சு இஸ்லாம் மட்டன் செரவஸ் மட்டன் மட்டன் செரஸ் மேட்டன் செரஸும் மட்டன் செரஸா எங்கே தெரியல இந்த இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இஸ்லாம் தான் கஷ்டமாக இருந்துச்சு இது ஈஸியாக வந்துட்டேன் நான் இதோ என் டான்ஸ் சாஸ்பாங்க ஐயோ சண்டை போட்டுட்ருக்கேன் என் டான்ஸ் சாஸ் நான் ஐயோ என் டான்ஸ் சண்டை போடுது டேய் ஓட்டுறது போதும்டா டேய் டேய் டேய் டேய் டேய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்கனா ಇವಾಗೇನು ಜಟಿವಿ ಹಿಂಗೆ ಅಯ್ಯೋ ನಾನು ನಾನು ನಾನು இதுக்கு எங்க ஏசி சென்டரா ஏ அவன் எங்கே இருக்கான் ஏசியும் இங்கேயா போட்டு வச்சிருக்கேன் நான் Request acknowledged. அது டர்ன் பண்ணிட்டாங்களா எங்கே அது கார் போச்சு கார் இங்கே கார் ஆமாங்க இந்த கேமில் கால் கூட போய் க்ளோஸ் டோர் எங்கே அந்த டைனோசார் அதை போட்டு தள்ளிட்டாங்க இப்போ அது திருப்பி தூக்கி கேஜ்குள்ளே போகணும் ஆக்சுவலி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த கிரியேஷன் லேப் இருக்குல்ல இது வந்து இங்கே டான்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து ஐயோ என்ன இது ஓ நல்லா ஓகே இப்போ இங்கே கான்வர்ஸ் இல்லை ஹெபி வாசி தான் ஒன்று தான் இருக்கும் இதான் ஒன்று தான் இருக்கும் இப்போ வந்து நான் இந்த பக்கம் கேட்ட ஓப்பன் பண்ணேன்னா இந்த பக்கம் வரும் ஹெல்பிவாஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் வரும் ஏதாவது காணி வாஸ் ஆச்சுன்னா அந்த பக்கம் போகும் இங்கே பாருங்களா காணி ஓஸ் காணும் மை சொரட்ட சாரிஸ் இங்கே ஒன்றும் நினச்சேன் மூணுக்கா சண்டை போடாதே சரி கொத்தி கொத்தி வெளியில் வா பேர் சேஞ்ச் பண்ணலாமா தெரியலையே இந்த டைனோசார் பேரெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் எங்கே காணும் அங்கே இருக்கா ஹாய் லிட்டில் கொச்சி கொச்சி என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னாச்சுங்க ஸ்லீப்பிங்கா கொண்டு சொன்னேன் சார் கோட்டு கோட்டி எங்கே இருக்கானா இதோ வருது பாரு வருது பாரு மை ஃப்ரெண்ட் என்னாச்சு எதுக்கு வந்தீங்க ஒத்த பிளே எங்கடா கோட் கோட் அங்கே இருக்கு பாரு ஏய் ஓகே அது போக மாட்டேங்குது நினைக்கிறேன் டிரான்ஸ்போர்ட் டீம் இன்னும் டான்ஸ் ஆகலாம் Strange boat. ஓகே ஓகே இப்போ மூணு சேட்டசால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட அப்புறம் இந்த டைனசால் ஒன்று இப்போ இங்கே ஒன்று இது பண்ணல அப்புறம் இந்த என்ன இது ட்ரை டாப்ஸ் இருக்குது இந்த டைனசால் தாங்க செம்மையாக இருக்குது பார்க்கவே வாங்க ஓவர் க்ரௌடடா என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ ஓவர் க்ரௌட்னா வெயிட் பண்ணுங்க காய்ஸ் நான் வந்து இது மட்டும் இப்போ சரி பண்ணுறது காய்ஸ் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு லோ ஹெல்த்னு வந்துச்சு பார்த்தா ஹெல்த் பாங்க ஃபார்ட்டி செவனில் இருக்குது இப்போ சாப்பிட்றது வந்து Ahorra, ahorra, ahorra. Ahorra, María 3. Desde fuera, María! என்னென்ன போட முடியும் பார்ப்போம் ஏய் ஏங்க போனேன் நோ எனக்கு இது கரெக்டாக இருக்குமா ஓ இந்த பக்கம் மசாஜ் ஆனி பார்த்தே கால் பண்ணேன் இப்போ பார்ப்போம் எங்கே வியூ இல்லைன்னு பார்ப்போம் ஓகே எங்கே இருக்குது இது இங்கே இருக்கும் அந்த பக்கம் ஓகே இங்கே ட்ரீ செட் பண்ணிடலாம் நோ வரிஸ் இந்த பேர்டா அது ஆமாம் இந்த பேர்டு இங்கே இந்த பேர்டெல்லாம் இருக்கும் ஓகே கிராஸ்லாண்ட் சவுண்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் கோஸ்டல் தண்ணி இங்கே இருக்கும் இந்த மாதிரி இருக்கலாம் Y Blender. Wow. Ano ba Crag. Okay, iba tani. Ingat na natin. Wow. बेकार टसक नया करे இந்த ஒரு டிசைன் பார்க்க செம்மையாக இருக்கு ஓகே இப்படியே இருக்கும் இப்போ ஃபீடர்ஸ் டால் டைனோசார்ஸ்க்கு ஃபீடர்ஸ் தான் முக்கியம் எங்கன்னு எங்கன்னு எங்கன்னு ஓகே குட் இப்போது அதுதான் எல்லாரும் முடிஞ்சு இன்னும் ஒன்றே வந்த பாக்கி டான்ஸஸ் ரிலீஸ் பண்ணோம் ஓகே என்கிட்ட எவ்வளோ டான்ஸ் இருக்குன்னா த்ரீ ஃபிஃப்டீன் டான்ஸஸ் இருக்குது இதோ நான் சொன்னது இந்த டான்ஸாக இந்த டான்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த டான்ஸ் ரிலீஸ் பண்ணோம் எது கம்மி ஓகே ப்ளீஸ் ஃபெயில் ஆகிடாத ஏன்னா சில டைம் இது ஃபெயில் கூட ஆக சான்ஸ் இருக்குது இந்த இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டோம் போல இருக்குது சின்ன மலை போட்டலாம் அது எனக்கு சின்ன மலை பெருசாக கிடையாது இங்கே பெரிய மலை லேண்ட்ஸ்கேப் பேங் கச்சா இதுதான் ரைஸ் இது எவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்கு ஓகே என்னாச்சு ஓஷோ oh, இவங்க என்னடா போய் பண்ணி வச்சுக்காருங்க டே அங்கேருந்து வாங்கடா ரிட்டர்ன் சடத்தை தாழ தாழி உங்கள் கேட்டுக்கல Goodbye. Okay. Yes. Ready, okay. Time for reveal. Ready, three, two, one, release. Okay. Your dinosaur count is right where we want it. And by we, I mean me and the science division. But mostly, you know, me. Oh. Anyway, well done. What the... What the... Le press play. Vem passar aqui. That's it. I've got an interesting opportunity for you to consider. It will allow us to work together to create life. Pure life. If you've been listening to Dr. Malcolm, then you know how important this is to us, and to me. எவ்வளோ பெருசா இருக்கு ஆக்சுவலி நான் அதோட பெருசாக நினச்சேன் வா I knew you were my kind of person. Inquisitive, driven, and I knew you couldn't resist this opportunity. So let's get started. Okay இது நான் வந்து ஆஃப் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் அப்புறமேட்டு லுக்கிங் ஃபார் வார்டு ஓ ஐயோ லென்த்து பாருங்கப்பா Together, Yeah, we yeah. can create a more authentic version of our dinosaurs. Did- That means a complete genome. And I think you are up to the challenge. Don't disappoint. Diplodocus. யார் அது <laughs> It's fun, right? Um. Diplodocus. I mean, the name, Diplodocus. It's fun to say. டிப்ளடாக்கஸா இது கூட யாராவது தெரியாது அப்பா எவ்வளோ அச்சீவ்மெண்ட்டு ஓகே காய்ஸ் நான் இங்கே லீவ் பண்ணுறவங்க எல்லாரையும் தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் யாரெல்லாம் பார்த்துக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு okay and then see you next time bye guys see you later next time